விக்ரம் பெரிய படிப்பெல்லாம் படிச்ச ஒரு ஆளு அவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விலாய்க்ல தன்னோட படிப்பை முடிச்சிட்டு தன்னோட கிராமத்துக்கு திரும்ப வந்துட்டான் அவனோட அப்பா விக்ரம ரொம்ப ஆடம்பரமான முறையில வரவேற்க ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருந்தாரு அட்டகாசமா அவனை வரவேற்கவும் செஞ்சாங்க அப்பா நம்மளோட இந்த கிராமம் கொஞ்சம் கூட மாறவே இல்ல ஆமாப்பா இந்த கிராமத்துக்கு எந்த ஒரு மாற்றமும் வராது அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா இப்ப நான் தான் இங்க வந்துட்டேன்ல நான் கண்டிப்பா ஏதாவது செய்யறேன் என்னப்பா விலாயத்துல படிக்க வச்சா நீ வந்து இந்த கிராமத்துல இருக்கிறன்னு சொல்ற சேவை பண்றதுக்கா படிக்க வச்சேன் ஒழுங்கு மரியாதையா சிட்டிக்கு போய் ஏதாவது ஒரு நல்ல வேலையா தேடிக்கோ எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பை மட்டும் கொடுங்கப்பா அப்புறம் இன்னொரு விஷயம் எப்படியும் நான் வேலை செய்யறதுக்கு தயாரா தான் இருக்கேன் ஆனா அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நல்ல வேலையை செய்ய விடுங்க அப்படி சொல்லிட்டு விக்ரம் கிராமத்துக்கு கிளம்பி போயிட்டான் அந்த நேரத்துல சில பேர் ஒரு டிராக்டரை தள்ளிக்கிட்டு போறத அவன் பார்த்தான் அண்ணன் நீங்க எதுக்காக இந்த டிராக்டரை தள்ளிக்கிட்டு போறீங்க அட ஒன்றும் இல்லை விக்ரம் தம்பி இதில் இருக்கிற டீசல் காலி ஆயிடுச்சு நாங்கள் இதை பெட்ரோல் பங்க் வரைக்கும் தள்ளிக்கிட்டே போகலாம்னு இருந்தோம் நம்மளோட கிராமத்தில் எந்த பெட்ரோல் இல்ல இல்லைல்ல என்னது நம்ம கிராமத்தில் பெட்ரோல் பங்கே கிடையாதா அட ஆமாம் தம்பி நம்ம எல்லாரும் டீசலுக்காக இங்க இருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற பக்கத்து கிராமத்துக்கு போக வேண்டி இருக்கு ஏன் அப்படி நீங்க கவர்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கையை வச்சிருக்கலாம்ல அப்ப அவங்க ஒரு பெட்ரோல் பங்குக்கு உடனடியா ஏற்பாடு பண்ணிருப்பாங்கல்ல அதெல்லாம் நாங்க ஏற்கனவே பண்ணி பார்த்துட்டோம்ப்பா இந்த கிராமத்துல இருக்கிற ஒட்டுமொத்த நிலமும் சேட் ஹீராலாலுக்கு சொந்தமானதாச்சே அவர் பெட்ரோல் பங்க துவங்கறதுக்கு ஒரு சென்டிமீட்டர் இடத்த கூட தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படியா சரி நான் போய் அவர்கிட்ட பேசி பாக்குறேன் விக்ரம் சேட் ஹீராலால சந்திக்க போறான் சேட்ஜி நீங்க பண்ற காரியம் இருக்கு பாருங்க அதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்ல எது இந்த சிகரெட்டா அட என்னப்பா பண்றது தம்பி இது எனக்கு சின்ன வயசுல இருந்து பழக்கமாயிடுச்சு நான் சிகரெட் பிடிக்கிறத பத்தி சொல்லலங்க நான் பெட்ரோல் பம்புக்காக இடத்த குடுக்கறத பத்தி பேசிட்டு இருந்தேன் அட அதுவா அது சரி நான் தர தயாரா இருக்கேன் ஆனா எனக்கு அந்த பெட்ரோல் பங்கோட எண்பது பர்சன்ட் லாபத்தை எனக்கு கொடுக்கணும் என்னது எண்பது சதவிகிதமா பின்னன்ன எண்பது சதவிகிதம் அது என்னோட இடம் அதனால நான் எவ்வளோ கேட்கிறனோ அதை நீ தந்துதான் ஆகணும் அந்த விஷயத்த கேட்டதும் விக்ரம் அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் அப்புறம் ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்தபடி யோசிக்க ஆரம்பிச்சான் அந்த நேரத்துல அவன் ஒரு மாடு செடி கொடிகளை சாப்பிடுறத பார்த்தான் அப்போ அந்த மாடை வளர்க்குறவன் வந்து பாலை கறந்து வீடு வீடா போய் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சான் அதை பார்த்ததும் விக்ரமுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு அடுத்த நாளே ஒரு பெரிய மாடோட உருவத்துல मोबैल पेट्रोल बंक आवारेडी पन्ना வெளிப்பார்வைக்கு அதை பார்க்கும்போது பார்க்க பசுமாடு மாதிரியே இருந்துச்சு அப்பதான் சேட்டுக்கு இந்த விஷயம் தெரியாம இருக்கும் வாங்க அண்ணே வாங்க பெட்ரோல் அல்லது டீசல் வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க என் மாடு கிட்ட இருந்து நீங்க தேவையான பெட்ரோலை எடுத்துக்கலாம் அப்படியே அவங்க ஒட்டுமொத்த கிராமத்திலயும் எங்கெல்லாம் பெட்ரோல் அல்லது டீசல் தேவைப்படுதோ அங்க போய் அவங்க போட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி விக்ரமோட ஒரு ஐடியாவால ஒட்டுமொத்த கிராமத்துக்கும் டீசலும் பெட்ரோலும் கிடைச்சிருச்சு அப்புறம் சேட்டுக்கும் இந்த விஷயமே தெரியாது சரக்பூருங்கிற கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்துல ராகுல் அப்புறம் மேகலன்னு ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சாங்க ராகுலோட அப்பா லட்டா ஒரு பெரிய வட்டி கடைக்காரர் அவர் வட்டிக்கு பணத்தை கொடுத்து ஜனங்களை ரொம்பவே தொந்தரவு பண்ணுவாரு அப்புறம் ஏதாவது பொருளை அடகு வச்சாங்கன்னா பணத்தை கடனா கொடுப்பாரு ஒரு நாள் ராகுல் லட்டா கிட்ட என்ன சொன்னான்னா அப்பா அப்பா நீங்கள் எப்படியாவது எனக்கு ஒரு ஏரோப்ளேன் வாங்கி கொடுங்கப்பா எனக்கு பறக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குப்பா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சி போச்சு ஏரோப்ளேன் வாங்குறதுக்கு ஒரு கோடி ரூபாய் ஆகும் நான் அப்புறமா வாங்கி தரேன் இல்லைப்பா இல்லை எனக்கு ஏரோப்ளேன் கிடைக்கலன்னா அப்புறம் நான் வீட்டுக்கு மேலே போய் ஏறிப்பேன் அப்புறம் நான் சாப்பிட கூட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ராகுல் வீட்டு மாடிக்கு மேல ஏறிக்கிட்டேன் அப்புறம் பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிச்சான் அப்பதான் அவனோட அம்மா சொன்னாங்க இங்க பாருப்பா கண்ணா சீக்கிரமா கீழே இறங்கி வா என்னங்க நீங்க இந்த மாதிரி பிடிவாதம் பண்ணீங்க அப்புறம் நம்ம ராகுல யாராலையும் காப்பாத்த முடியாது அப்பதான் லட்டா ராகுலுக்கு வாக்கு கொடுத்தாரு மேகலோட அப்பா ஒரு குயவன் அவர் விதவிதமான மண் பானைகள் பாத்திரங்களை எல்லாம் பண்ணுவாரு மேகலும் அவனோட அப்பாவை பார்த்து வேலைய ரொம்ப நல்லா கத்துக்கிட்டான் மேகலும் அதே போல விதவிதமான மண் பொம்மைகளை செய்ய ஆரம்பிச்சான் அவன் ஒரு நாள் மண் பைக் மேல அப்புறம் மறுநாள் மண்ணால செய்யப்பட்ட கார்ல ஸ்கூலுக்கு வர ஆரம்பிச்சான் அத பார்த்துட்டு ராகுல் என்ன சொன்னான்னா அடேங்கப்பா மேகல் நீ பெரிய வேலைக்காரனா இருக்க மண்ணில் பைக் அப்புறம் கார் அப்புறம் ஜீப் செஞ்சு ஸ்கூலுக்கு கொண்டு வர நீ என்னப்பா பண்றது நான் என் அப்பா கிட்ட கொஞ்சம் வேலை கற்றுக்கிட்டேன் மறுநாள் மேகல் மண்ணில ஒரு ஏரோப்ளேனை செஞ்சு கிராமத்தையே சுத்தி வந்தான் எல்லாருமே அத ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாங்க ராகுலோட அப்பா லட்டாவும் அத பார்த்துட்டாரு அப்புறம் நேரா ராகுலோட அப்பா மேகலோட அப்பா கிட்ட போனாரு என்னப்பா ராஜு என்ன விஷயம் ரெண்டு மாசமா எனக்கு வட்டியே கொடுக்கல என்னாச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை முதலாளி இப்பெல்லாம் வியாபாரம் கொஞ்சம் சுமாராக தான் போய்கிட்டு இருக்கு நான் உங்கள் கடனை ஒரே மொத்தமாக அடைச்சிடுறேனே அது எப்படிப்பா முடியும் இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு உன் பையன் வச்சிருக்கானே ஒரு மண் ஏரோப்ளேன் அதை என்கிட்ட கொடுத்துரு என்னோட பணத்தை கொடுத்துட்டு உன்னோட ஏரோப்ளேனை வாங்கிக்க ஐயோ அப்படியெல்லாம் செய்யாதீங்க முதலாளி அதை என் பையனே ரொம்ப ஆசைப்பட்டு செஞ்சது அதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு அங்க நின்றுகிட்டு இருந்த மேகல் எதுவுமே சொல்லல லட்டா அப்படி சொல்லிட்டு அந்த மண் ஏரோப்ளேனை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போயிட்டாரு மேகுல் நீ ஏன்பா எதுவுமே சொல்லல ஐயோ அப்பா நீங்க வேணா பாருங்க லட்டா கூடிய சீக்கிரத்திலேயே அவர் செஞ்ச காரியத்துக்கு ரொம்ப வருத்தப்படுவாரு தன்னோட வீட்டுக்கு முன்னாடி ஏரோப்ளேனை பார்த்துட்டு ராகுலுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு லட்டா ஏரோப்ளேன்ல ராகுல உட்கார வச்சுக்கிட்டு கிராமத்தை சுத்தி பார்க்க போனாரு ஆனா கொஞ்சம் மேல போனதுமே ஏரோப்ளேன் கீழே விழ போச்சு கீழே இருந்து பார்த்த எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சாங்க அது போல லட்டாவும் ராகுலும் கிராமத்துல இருக்கிற குளத்துல விழுந்துட்டாங்க அவர் செஞ்ச வேலையை நினைச்சு லட்டா ரொம்ப வெக்கப்பட்டாரு அப்புறம் ராஜுவுக்கு கொடுத்த கடனையும் அவர் தள்ளுபடி செஞ்சாரு ராவ் பகதூர் ராம்சிங்கோட ஒரே ஒரு பேரன் தான் கரண் சிங் ராம்சிங் இறந்து போய் இருபது வருஷம் ஆயிடுச்சு அவரோட ஒரு பழைய பெரிய அரண்மனை இருந்துச்சு ராம்சிங் இறக்கும் போது அவரோட எல்லா ப்ராப்பர்ட்டியையும் தன்னோட பேர கரண் சிங் பேர்ல எழுதி வச்சுட்டாரு அதை தெரிஞ்சுக்கிட்ட கரண் சிங் எப்ப பார்த்தாலும் வெட்டியா சுத்திட்டு இருந்தான் எந்த வேலையும் செய்ய மாட்டான் அவங்க அப்பா சரண் சிங் கரண் சிங்கோட அம்மா கிட்ட இப்படி சொன்னாரு இங்கே பாருமா நம்ம ப்ராப்பர்ட்டி எல்லாமே கரண் பேர்ல தான் இருக்கு இல்லனா நான் எப்பவோ இவன் கதைய முடிச்சிருப்பேன் நான் சொல்றத ஒன்ன கூட கேட்க மாட்டேங்கிறான் சரியான உதவாக்கார எப்படி வந்து பிறந்திருக்கான்னு பாரு சரியான முட்டாள் என் பையனை எதுவும் பேசாதீங்க பாத்துக்கிட்டே இருங்க என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவன் ஒரு அதிசயத்தை நிச்சயம் புரிவான் ஒரு நாள் தூங்கி எழுந்ததுமே கரண் சிங் அவங்க அம்மா கிட்ட என்ன சொன்னானா அம்மா ஐயோ அம்மா இங்க வாங்களேன் என்னோட தாத்தா ராவ் பகாதூர் ராம்சிங் இருக்காரே என்னோட கனவுல வந்தாரு அப்புறம் அவர் என்ன சொன்னார் தெரியுமா என்னப்பா சொன்னாரு ரகசிய புதையல பத்தி ஏதாவது சொன்னாரா ஐயோ இல்லம்மா தாத்தா என்ன சொன்னாருன்னா இன்னைக்கு மட்டன் கீமா புலாவ் அப்புறம் போட்டி கறி சாப்பிட சொன்னாரு சீக்கிரம் பணத்தை கொடுங்கம்மா நான் போய் ஃப்ரெஷ்ஷா மட்டன் கீமா அப்புறம் போட்டியும் வாங்கிட்டு வரேன் அத கேட்டதும் சரண் சிங் ஆ குடு குடு குடு குடு எந்த வேலையுமே செய்யறதில்ல நல்லா உட்காந்து கீமா புலாவ் சாப்பிடட்டும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல உன்னை திட்டு என்ன பிரயோஜனம் என் அப்பனுக்கு கொஞ்சமாவது புத்தி இருந்திருக்கணும் இந்த மாளிகைய உன் பேர்ல எழுதி வச்சிருக்காரு என்னப்பா கரண் நாம பேசாம இத வித்துருவோமா இப்பெல்லாம் ரியல் எஸ்டேட் ரொம்ப அதிகமாயிடுச்சு இந்த மாளிகை கணக்குல விற்கும் இல்லப்பா நான் இருக்கும்போது இத விக்க விட மாட்டேன் இது ஒண்ணுதான் எங்க தாத்தாவோட கடைசி நினைவு சின்னம் அப்படி சொல்லிட்டு கரண் அங்க இருந்து போயிட்டான் சில நாட்களுக்கு அப்புறம் கரண் மறுபடியும் தூக்கத்துல ஒரு கனவை கண்டான் கனவுல அவங்க தாத்தா நின்னுட்டு இருந்தாரு அவர் என்ன சொன்னாருன்னா கரண் நீ என்ன பண்றன்னா பத்து டயர் உள்ள ஜீப்பை எடுத்துட்டு போய் நம்ம மாளிகையோட கதவை நல்ல ஜோரா இடிச்சு தள்ளு அப்புறம் உடைச்சிரு என்ன தாத்தா இது இப்படி பண்ணனா கதவு உடஞ்சு போயிடுமே ஐயோ பேராண்டி அப்படியே செய்ப்பா பத்து டயர் உள்ள ஜீப்பை எடுத்துட்டு போய் நல்ல வேகமா அந்த கதவை இடிச்சு தள்ளு அதுக்கப்புறம் கரண் தூக்கத்துல இருந்து எழுந்துட்டான் என்னப்பா அது இந்த தாத்தா சரியான பைத்தியமா இருப்பாரோ ஜீப்பை எடுத்துட்டு போய் மாளிகையோட கதவை இடிச்சு உடைக்க சொல்றாரு ஏதாவது ஒண்ணு பண்ணி இந்த வேலையை நம்ம செஞ்சே ஆகணும் அம்மா அம்மா எனக்கு பத்து லட்சம் ரூபாய் வேணும் என்ன பத்து லட்சமா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா ஐயோ இல்லம்மா தாத்தா சில வேலைகளை செய்ய சொல்லியிருக்காரு கொடுக்கலன்னா விடுங்க நான் மறுபடியும் கேட்க மாட்டேன் ஏய் உதவாக்கார இந்தா என்னோட தங்க அடிக இத வித்து பணத்தை எடுத்துக்கோ அப்புறம் உங்க அப்பா கிட்ட மட்டும் சொல்லிடாத அதுக்கப்புறம் கரண் தங்க அட்டிகைய வித்து அதுல கிடைச்ச பணத்தை வச்சு புதுசா ஒரு பத்து டயர் உள்ள ஜீப்பை வாங்கி மாளிகைக்கு வெளியில கொண்டு வந்து வச்சான் அம்மா அப்பா வெளியே வாங்க நான் மாளிகையோட கதவை உடைக்க போறேன் என்னப்பா என்ன என்ன சொல்ற நீ முட்டாள் உருப்படாதவனே மாளிகைய உடைக்க போறியா உனக்கு என்ன பைத்தியமா அந்த மாதிரி அவனோட அப்பாவும் அம்மாவும் கத்திக்கிட்டே இருந்தாங்க ஆனா கரண் வேகமா வந்து அந்த பத்து டயர் உள்ள ஜீப்பால மாளிகையோட கதவை இடிச்சு உடைச்சிட்டான் அப்போ திடீர்னு மேல இருந்து நிறைய தங்கங்கள் வெள்ளி வைரம் அப்புறம் நிறைய வைடூரியங்கள் எல்லாம் கொட்டிச்சு அதெல்லாத்தையும் பார்த்துட்டு சரண் சிங் கரண் சிங் அப்புறம் அவங்க அம்மா சந்தோஷத்துல பைத்தியம் ஆயிட்டாங்க அப்பதான் சரண் சிங் சொன்னாரு கடைசியா உங்க தாத்தா இப்பதான் ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்காரு அதுவும் கனவுல வந்து <laughs>